வணக்கம் bank Nifty future one minute chart December six nine twenty four AM everyday live மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் அதாவது கேண்டிலினுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் கேப் டவுன் மார்க்கெட் பட் அங்கேருந்து ரெக்கவரி ரெக்கவரிக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகலை டவுன் சைடு இறங்குது so down side break out confirm பண்ணிவிட்டு இமிடியேட்டாக லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஜெனரேட் ஆகுது டெய்லி பேசிஸில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் டெய்லி நமக்கு bank Nifty future one minute சார்ட்டில் நம்ம ஆக்சுவலி ஒன் மினிட் சார்ட் தான் அனலைஸ் பண்ணுறோம் பியூராக இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணுறோம் அன்றைக்கே என்ட்ரி எடுத்து டார்கெட்டோ ஸ்டாப்லாஸ் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பொறுத்து ஸோ அன்றைக்கே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற வீடியோஸ் வந்து டெய்லி பேசிஸ் அப்லோட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் டே வீடியோஸ் பார்க்கணுன்னா channel name NSC commodity trader அதில் போனீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக அப்லோடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் சிக்ஸில் ஒரு மார்க்கெட் ஓப்பனான ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சே நமக்கு செல் கால் லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகும் ஸோ ஜெனரேட் ஆகியிருக்க இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி செவனில் என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு டவுன் சைடில் இருக்க ரெட் கலர் லைன் தான் target one and target two line first red colour line இருக்குல்ல அது நமக்கு நூற்றி பத்து பாயிண்ட்டு கிட்டே இருக்குது ஒன் நாட் டென் அந்த மூமெண்ட் கிட்டே நம்ம தேவைப்படுது so forty three three forty eight ஓகேங்களா ஸோ இது டவுன் சைடில் நூற்றி பத்து point one ten point down side இறங்கி நமக்கு டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் வந்து நம்ம ஆக்சுவலி டெய்லி ட்ரேடிங்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இப்போ டைம் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டி ஆகுது நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வாலட்டைல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாக வந்து கொடுத்து ரொம்ப லோ மூமெண்ட்டில் போயிட்டே இருந்துச்சு அப்படி ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது சடனாக ஒரு அப்பர் சைட் மூமெண்ட் கொடுத்தோன்னே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு பை ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு நமக்கு இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணதுனால இது நமக்கு ஒரு எக்ஸிட் பாயிண்ட் மாதிரி ஆயிருக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டியில் நமக்கு ஒரு எக்ஸிட் மாதிரி நமக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஓவர் நடந்துருச்சு இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன கால்னுடைய மூமெண்ட் இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா channel name NSC commodity trader நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்பிச்சாலும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் தேங்க்யூ